May I come in, sir? Yes. Please sit. Sir, my resume. Okay, Dinesh. Tell me about yourself. Myself? Yes. I am Dinesh Babu Jagdishan, friends call me DJ. My girlfriend also sweetly call me DJ. My family members, mummy, daddy, big sister, big brother, then big father, big mother, grandma, grandpa, cousin brother, cousin sister, is cousin, is big family sir. Then I, my graduation is become general, but three year year. Unfortunately, but I am going to cinema in Kala movies, good movie but serious. My father also is very sad. You give to job, is get into opportunity, opportunity, opportunity. Okay, Dinesh, stop it. Please tell me technology. Technology? Yes, technology is very very important thing. My free time also I think the uh, Pandavarilam serial but unfortunately it's cable connection is cut. I going to Motamadi then currently for uh, um, antenna this technology is very very important. After seeing for Pandavilam serial, it's a good serial sir. If I bro, you know, you know, it's good serial. Out. Oh. <laughs> <laughs> want to work at this company? This company இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபன் ட்ரேட் எல்லாம் இருக்கும் எவ்ரி வீக்கெண்ட் வந்து சூப்பராக வந்து ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடத்துவாங்களாம் அது மட்டும் இல்லை சார் செய்யாத வேலைக்கு சம்பளம்லாம் தராங்களா சூப்பர் ஃபிகர்லாம் இருக்குமா ஃபைட் அடிக்கலாமா அப்புறம் மட்டும் இல்லை சார் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் நம்ம தான் ராஜான்னு சொன்னாங்க சார் இதெல்லாம் யார் சொன்னால் விக்கி ஐடி டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் வேறு டெய்லியாக வீட்டான வந்து ஏற்றுவான் இன்னைக்கு பார்த்தியா இந்த பொண்ணு கூட வெளியே போனேன் இன்றைக்கி அந்த பொண்ணு கூட காஃபி ஷாப் போனேன் வெறுப்பேற்றிட்டே இருப்பான் சார் இது கூட பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அவன் ஆள் கூட தான் வெளியே போயிருக்கான் எவ்வளோ ஜாலியாக இருக்கான் தெரியுமா இந்த பொம்பளை இது சேர்ந்து ஆள் கூட வெளியே போயிருக்கான் ஆமாம் சார் அவன் ஃப்ரெண்டு சேர்த்துட்டேன்னு சொன்னான் சார் வரைக்கும் முப்பது வாட்டி விட்டு சாவடிச்சிருக்கான் நீங்க வேற என்ன அவன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சாவடிச்சிருக்கேன் சாவடிச்சுன்னா லீவே போடுவான் வெளியே போவான் நீங்க வேற Wait. I call you Vicky. Hello. Hello Vicky, where are you? Sir அதான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு செத்துட்டானு நானே கஷ்டத்தில் இருக்கேன் சார் ஃபோனை பண்ணி உயிரை வாங்காதீங்க சார் அந்த செத்த ஃப்ரெண்டை தான் இப்போ இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் மந்த் பேப்பர் போட போறேன்னு சொன்னீங்கல்ல அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை இந்த மாசம் டெர்மினேஷன் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க சார் எனக்கு வேலை கன்ஃபார்மா போடா hi Riya hi where are you from I am from triple okay உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்பைரிங் பர்சனை பற்றி கொஞ்சம் பேசுங்களா எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு சச்சின் டெண்டுல்கர் அவர் வந்து காட் ஆஃப் த கிரிக்கெட் சொன்னார் அவர் டெஸ்ட் ஓடி எல்லா ஃபார்மேட்லயும் வந்து விளையாடக்கூடிய கேப்பபிள் இருக்கு அவருக்கு அவர் பாத்தீங்கன்னா மொத்தம் லாட்ஸ் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா கிரிக்கெட் ஆடுறவங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து என்னது என்னோட சப்ஜெக்ட் வந்து அக்கௌண்டன்சி ஓ சூப்பர் அதை கொஞ்சம் அக்கௌண்டன்சி வந்து நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் நிறைய அக்கௌண்ட்ஸ் போடுறது எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது எவ்வளோ இன்கம்ஸ் வருது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஒரு ஷாப் ஷாப்ல இருந்து அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாரோட அக்கௌண்ட்ஸ் நம்ம ready okay okay good expectation வந்து என்னது மை சேல்ரி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஷின்ஸ்க்கும் வந்து சூப்பராக தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஒரு fifty thousand fifty thousand oh okay okay okay fifty thousand very okay okay I can do it yes இது அப்படியா இதை பார்த்து பேசுகிறேன் எனக்கு முடிச்சா வருதுயா போயா oh yes AC is very கொல்த்திங்களா very low yes Riya tell me okay நீ இன்டர்வியூ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீ தான் போட்டிருக்கிறியா உங்களுக்கு தெரியாதா இது ஜோக்ஸ் இல்லை தினேஷ் டிஷர்ட் ஏன் போட்டு வந்திருக்கீங்க அதுதான் கேட்குறேன் Hey man, I'm also experienced guy. Why are question very very funny very very okay Dinesh tell me uh what what what tell me about yourself எங்க இருந்து வந்த எங்க பிறந்த எங்க வாட் அ கொஸ்டின் மேன் இதெல்லாம் I'm also am experienced guy. Why are you questioning? tell me about yourself? I'm I'm pressure. My moon is pressure. Very naughty, very naughty fellow. okay, tell me about the process. You know process. I know process. You know I very well for Excel sheet, MS Office. I'm because I am also experienced guy now. okay, Dinesh. How many years experience? Six months of five days ஏண்டா ப்ராசஸ் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கே ஒரு ரெண்டு மாதம் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் அதை நீ கற்றுக்கிறதுக்கு ரெண்டு மாதம் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் உனக்கு ப்ராசஸ் புரிகிறதுக்கே ஒரு ரெண்டு மாதம் ஆகிருக்கும் எப்படி பார்த்தா இதுவே ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு நீங்கள் என்ன ப்ராசஸ் கற்றுருப்ப இதுக்கப்புறம் வேறு எங்கே இல்லை எங்கேயுமே நீ இன்டர்வியூன்னு போகக்கூடாது போ sir I am experience Hi, bro. What? Hi, bro. ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்ஸ் கேட்குறேன் do you know excel yes I am I know excel my grandfather also doing for excel but fifty rupees fuel and five rupees oil is very comfortable I I watch இந்த ஒன் அட்வர்டைஸ்மெண்ட் இன் எங்கள் ஊர் வண்டி வெயிட் வெயிட் வெயிட் நீ எந்த year pass out I am positive two thousand twenty one sir positive which batch corona batch subscribe பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைகள் வந்து கிளிக் பண்ணுங்க என்னத்தையும் பண்ணி தொலைங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சாய்ஸ்னு சொல்லுங்க அப்புறம் நம்ம ரியாஸ் வந்து எதுவும் சொல்ல வராது உங்களுக்கு இல்லை நான் தான் வேணான்ட்டேன்ல வாய்ப்பு தர மாட்டீங்க நீங்க வாய்ப்பு எனக்கு பிடிக்க மாட்டீங்க அவன் எவ்வளோ ரெண்டா வெயிட் பண்ணி மறந்துட்டான்டா அவன் குழந்த ட்வெண்ட்டி ஃபோர் ரூபா செவன் டபுள் கொடுத்துட்டு நீ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன் bye bye from DG okay போயிடலாமா ம் நான் மட்டும் எல்லாத்தையும் சொல்லுங்கள் எது எது எதுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க comment like subscribe bell okay அப்போ இல்லாமா வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்கே நான் உங்கள் டிஜே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் புதுசாக முடியலனாலும் போடுறோம் போகிற கண்டென்ட்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் bye bye from DJ Rio